வணக்கம் crude oil one minute chart இன்றைக்கி டே வந்து ஆகஸ்ட் ஃபைவ் டைம் இப்போ ஒரு த்ரீ டென் ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஒரு செல் கால் போய்கிட்டு இருக்கு இந்த செல் கால்னுடைய மொமெண்டம் இப்போ சேஞ்ச் ஆகுது பைக்காலாம் ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at seven zero sixty three அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு இந்த சார்ட் ரொம்ப simple chart everyday candle moment analyse பண்ணோம் டெக்னிக்கல் தான் ஸோ இது வந்து based on break out trading so என்ன எப்போல்லாம் இந்த கேண்டில் மூமெண்ட் ஆகி நமக்கு பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போல்லாம் ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணும் கேண்டிலினுடைய கலரை மாற்றிட்டு நமக்கு அதுவும் இன்டிமேஷன் கொடுக்கும் பைட்டன்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல்ட்ரன்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் கேண்டிலினுடைய கலரை வச்சே இந்த சார்ட்னுடைய கான்செப்ட் படி இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பை ட்ரெண்டா ஓகே இப்போ க்ரீன் கலரில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இப்போ க்ரூட் ஆயில் ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம் அடுத்து அதில் வர entry point target stop loss இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஓன் டார்கெட் இருக்குது உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதோட இது ஒத்து போகுது அதனால் நான் அதை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் பண்ணிவிட்டு இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் உங்களுக்கு மல்டிபிள் வேஸில் ஹெல்ப்ஃபுல்லிங் ஒரு டூலாகவும் இருக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான் கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து ஏற தான் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு இதில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது செவன் ஜீரோ சிக்ஸ்டி த்ரீல என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிச்சு ஃபர்ஸ்ட் டாரட் வந்து செவன் ஜீரோ எயிட்டி இன்னும் ஒரு டூ பாயிண்ட் மேலே போச்சுன்னா டார்கெட் பிரேக் அவுட் ஆகும் எயிட்டீன் பாயிண்ட் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து ஏறினதில் நமக்கு first target range break out கொடுத்துருக்கு வித்தின் ஒரு டூ மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ